வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மைஸ்ரீ ஓம் குருவே நமக்கு இன்று நாம் பார்க்க போகிற வந்து தினசரி ராசி பலன்கள் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம வீட்டில் எல்லாருமே அவங்க அம்மாவோ தங்கையோ இல்லை முக்கியமாக பெண்கள் ஏன் நான் பெண்கள்னா அவங்களுக்குன்னா ஆர்வம் அதிகம் சரி எல்லாமே ஒரு ஒவ்வொரு விஷயத்தையுமே முக்கியமாக இந்த இந்து மரத்தில் இருக்கிறவங்க பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் அந்த ட்ரெடிஷன் பூஜை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாமே வந்து நாலு நட்சத்திரம் இது எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோம் அது தவறில்லை அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தையுமே பார்க்கும்போது மனதளவில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மனதளவில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அதுவே நடக்கும் சரிங்களா இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா எல்லாருமே தினம் காலையில் எழுந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு உடனே தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்றாங்க எல்லா டிவிலையுமே ஏன்னா டிவிக்காரங்க ஏன் போடுறாங்கன்னா மக்கள் பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு பணம் வரும் அவங்க சேனல் வந்து மற்ற எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க பொறுத்து தான் அவங்களுக்கு பணம் சரிங்களா அது மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லைங்க ஒரே வார்த்தைகளை சொல்லணும்னா வந்து அது பணம் மட்டும்தான் உங்களுக்கான பலன் சொல்கிறதுக்கான விஷயம் அதில் ஒன்றுமே இல்லை அது அதில் சொல்கிறார்கள் இல்லையா ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்கள் நல்லா பேர் நல்லா அவங்க ப்ரெடிஷன் சொல்கிறாங்க நேரில் போனால் அது அது கிடையாது அவங்களுக்குமே நல்லா தெரியும் அதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பணத்துக்காக பணத்துக்காகன்னு கூட இல்லை அவங்களுக்கான அடையாளம் ஏன்னா ஒருத்தர் டிவியில் வந்தாலான உங்களுக்கு அப்படி ஒரு ஜோதிடர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வரும் சரியா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும் பட் இது வந்து ஒரு ட்ராப் மாறுறான் ஒரு எலிப்பொறி மாறுறான் ஒரு சின்ன வலையை வச்சுட்டு ஃப்ரீயாக தான் பார்க்க போகிறீங்க ஜாலியாக வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அதை பார்க்க போகிறீங்க மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர்களுக்கான ஒரு வருமானமும் வரும் நீங்கள்னா நீங்கள் தனியாக நேரடியாக போய் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிது ஏன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த தினசரி ராசி பலன்கள் பொருந்தாரு அது ஏன் என்னென்ன காரணம் முதல்ல ஏன் பார்க்கணுன்னா ஒரு மன ரீதியாக அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா இப்போ மிருன ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறேன் மிருன ராசிக்கு இன்றைக்கி வந்து வீட்டு யோகம் இருக்குது சரிங்களா ஒரு மாதத்தில் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க எப்படி வீட்டு யோகம் வரும் ப்ராக்டிக்கலாக அப்படி பாருங்கள் சரிங்களா அப்படின்னா எந்த வயிறுக்கு சொல்கிறாங்க அவங்களே சொல்லிடுவாங்க குழந்தைகள் பள்ளி பருவ மாணவர்கள் பள்ளி பருவம்னா இல்லை காலேஜ் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு ஒரு மிருன ராசின்னு எடுத்திங்கன்னா அஞ்சு கோடி பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தரம் வேறு விதம் வேறு இது எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு வேறு இவங்க பொதுவாக சொல்லுவாங்க பொதுவாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பணம் தான் பணம் தடங்களாரும் எதுவும் அப்படின்னு தான் இது மனதளவில் என்றைக்குமே காலையில் நல்லா பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அதை கேட்கும்போது உங்களுக்கு இந்த நாளே இப்படி தான் இருக்கும் நம்ம அதை பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முன்முடிவு கொண்டுருவீங்க சரிங்களா காலையில் உங்கள் ம உங்கள் மனது எப்படி இருக்கோ அதுதான் நாள் ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஒரு பிரச்சனை ஏழு மணிக்கு பிரச்சனைனா அந்த நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் கடைசி நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் அதே மைண்டில் தான் இருப்பீங்க சரிங்களா அதனால் அதனால் முதல்ல இது கேட்க வேணாம் இது நல்லது சொல்கிறாங்களோ கெட்டது சொல்கிறாங்களோ சரிங்களா அது கேட்கவே வேணாம்னு சொல்கிறேன் அதை மைண்டில் எடுத்துக்காரிங்க அதுக்கப்புறம் அது கேட்கவும் வேணாம் சில நேரங்களில் அவங்க சொல்கிறது தப்பி தவறி தெரியாமல் நடந்துடலாம் சரிங்களா தெரியாமல் நடந்துடலாம் அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது ஓ இவங்க சொன்னதுனால தான் நடக்குது இல்லை சரியாக இருக்குது அப்படின்னு எதேச்சியாக சரிங்களா நான் இப்போ நார்மலாக கூட நான் ஒன்று சொல்லுவேன் நடந்துருச்சுன்னா நான் சிறந்த ஜோதிடன் அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்க நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு கோடி ஏழு கோடி மக்களுக்கு பொதுவாக சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது வந்து அந்த தினப்பலன்கள் எதை மையப்படுத்தி சந்திரனின் நகர்வு சரிங்களா சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரன் மனம் அதுதான் சந்திரன்கிறது ஒரு கிரகம் அந்த கிரகத்தை அடுத்து வந்து உங்கள் மனதை குறிக்கும் கிரகம் உங்கள் மனநிலை எப்படி மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கி உங்கள் நீங்கள் ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னா அந்த மனநிலை நாளைக்கு இருக்காது ஏன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாக இப்போ மிருனராசியில் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம்னு இருக்குன்னா இரண்டரை நாள் அந்த ராசியை கடப்படுறதுக்கு ஆகும் சரிங்களா அப்படின்னா இரண்டரை நாளுக்கு இவங்களுக்கு ஒரே பலன் தான் சொல்ல முடியும் நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே பலன் தான் சொல்லணும் ஆனால் இங்கே வேறு வேறு பலன்கள் ஜோடர்கள் சொல்லுவாங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்னு சொல்லிப்பாங்க பட்டு அதான் சொல்கிறேன் அப்படி அப்படி சொன்னாலும் அவங்க சொல்லணும் எப்படி சொன்னால் திருவாதிரைக்கு தனியாக சொல்லணும் புனர்பூசத்துக்கு தனியாக சொல்லணும் மிருகசீரிசத்துக்கு தனியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஏதோ ஒரு ஒரு வகையில் தெரியாமலோ கணக்கில் எடுத்துக்கலாம் இவங்க சும்மாவால் சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா அதுவும் கிடையாது பெரும்பாலும் நீங்கள் எல்லா டிவிலையும் பாருங்கள் அதில் பெரும்பாலும் அப்படி சொல்கிறதே கிடையாது அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையுமே கேட்காதீங்க உங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் ஏன்னா அதுதான் நீங்கள் அதுதான் உண்மை ஏன்னா அதுதான் நீங்கள் பிறந்த நேரத்தை பற்றி நீங்கள் யாருன்னு சொல்ல சொல்கிறது சரிங்களா அது சரியாக இருக்கணும் அதில் டேட்டு டைமு பர்த் பிளேஸ் இதெல்லாமே சரியாக இருந்தால் தான் உங்களுக்கான பலன்கள் அது வரும் இது மட்டும் இல்லைங்க தினசரி ராசி பலன்கள் என்ற குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இது எல்லாமே சரி சரிங்களா இது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு ஐம்பது சதவீதம் சரியாக வரும் பொது பலன்கள்லேயே சரிங்களா மற்றபடி உங்கள் சுயஜாதகம் அது தீயதானாலும் உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் மட்டும்தான் நடக்கும் நல்லதாக நடக்கும் சரிங்களா அதற்கு மாறே இல்லை நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே வேணாம் ஏன்னா நீங்கள் வேலை நீங்கள் போர் அடிக்கிறது கூட போர் அடிக்கிறது கூட சும்மா கூட பாருங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் சரிங்களா மற்ற விஷயங்கள் ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல நாள் அதை பற்றி ஏதாவது அந்த திருடர்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கேட்டுக்குங்க சரிங்களா அப்படி அவங்கக்கிட்ட சுயமாக உங்கள் ஜாதகத்தை பற்றி எப்படி இருக்குன்னு அப்படின்னா அவங்க தனியாக போய் பாருங்கள் ஏன்னா அப்போ அவங்க சரியாக சொல்லுவாங்க இது அவர்களின் அடையாளத்துக்காக அவங்க அவங்க புகழுக்காக பண்ணுறது சரிங்களா நன்றி ஓம் சேவோம்